hi guys hello guys welcome back நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஓஸ் எஸ்பி உங்கள் பிரதேஷ் எஸ் நம்ம வந்து இன்றைக்கி வந்து world fact season one episode five and this the last episode of அது பேர் என்ன world fact series season one and பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்து தாய்லாண்ட் கண்ட்ரி பற்றி பார்க்க போகிறோம் சீசன் டூ ஒன்றுலாம் கேட்காதீங்க அது எனக்கு ஒன்று எனக்கே தெரியாது அண்டு எப்போ வரப்போ நீங்கள் பார்க்கலாம் அண்ட் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து ஆஃப்ரிக்கா கண்ட்ரி பற்றி கான்டினெண்ட்டில் இருக்க கண்ட்ரி பற்றி போட சொல்லியிருந்தாங்க யார் கண்ட்ரி சீஃப் ரெண்டு பேர் நான் ரிவீல் பண்ண விரும்பலை அண்டு ஆப்ரிக்கா வந்து சீசன் ஃபோர் வந்துச்சுன்னா ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் தான் எல்லா அந்த ஃபைவ் எபிசோட்ஸுமே ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் தான் வரும் அண்ட் அடுத்த சீசன் டூக்கு வந்து எந்த கண்ட்ரி சி கண்ட்ரி இல்லையா காண்டினென்ட் இருக்கலான்ட்டு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அந்த காண்டினென்ட் இருக்கலாம் ஸோ ஆஃப்ரிக்கா வேணாம் நான் எல்லா ஆஃப்ரிக்காவோட எல்லா கண்டென்ட்லேருந்து எல்லாமே என்கிட்ட ரெடியாக இருக்குது ஆனால் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் சீசன் ஃபோரில் நீங்கள் அதை பார்க்கலாம் மற்ற ஏழு கண்ட்ரி ஆச்சு ஏழு காண்டினென்ட் இருக்குல்ல ஸோ ஏழு காண்டினென்ட்லேயும் ஒரு ஒரு சீசனாக வச்சா கூட ஏழு சீசன் தான் வந்து அதுலேயும் அஞ்சஞ்சா வச்சா கூட கரெக்டாக ஃபுல் அடி முடிக்க முடியாது என்னாலும் பரவாயில்ல அப்புறம் பார்த்துக்கலாம் அதை இப்போ நம்ம அதே இன்னைக்கு தாய்லாந்து கண்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா தாய்லாந்து கண்ட்ரி பார்த்தீங்கன்னா தாய்லாந்து வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு அண்ட் ஸோ இது Thailand is a country of mountain hills மவுண்டெயின்ஸும் ஹில்ஸும் வந்து அங்கே நிறையா இருக்குங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அண்ட் தாய்லாண்ட் வந்து பார்த்திங்கன்னா தாய்லாண்டை சுற்றி சுமார் ஆயிரம் ஐலாண்ட்ஸுக்கு மேலே இருக்குங்கிற மாதிரி கூகுளில் என்ட்ரு பண்ணி வச்சுருக்காங்க அது அது எவ்வளோக்கு எவ்வளோ உண்மைங்கிறது எனக்கு தெரியாது ஸோ தாய்லாண்டோட பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா six six point ninety six crores six point ninety six crores வந்து அங்கே மக்கள் தொகை இருக்கிறது அண்ட் ஜப்பான் நம்ம இது மாதிரி போட்ட எல்லா எபிசோடையோடைய க கண்ட்ரீஸில் என்ன பாப்புலேஷன் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் so this is the challenge to the viewers and challenge மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் வாட்டர் ஃபால்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் ரொம்ப இல்லை ஆர் வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஃபேமஸான விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து கூகுளில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஸோ அது ஏன் ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ பார்த்தீங்கன்னா தோ இந்த ஃபோனில் நல்லா தெரியாது இதனால தெரியுதா வாட்டர் ஃபால்ஸ் வாட்டர் ஃபால்ஸ் வந்து ட்ராவல் ராஃப்ட்டுங்கிற வந்து ஒரு வெப்சைட் வந்து அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க தொழிலாண்டு வந்து வாட்டர் ஃபால்ஸ் ரொம்பவே ஃபேமஸான விஷயம் தான் நீ வேணால் கான்டென்ட்டில் எடுத்து போட்டுக்கோப்பா அப்படின்னு நான் சொல்ல நான் எடுத்து போட்டுக்கிட்டேன் அண்டு ரொம்பவே ஃபேமஸான விஷயம் அண்டு பார்த்தீங்கன்னா ஐலாண்ட்ஸ் இருக்குல்ல நம்மனே சொன்னேன் ஆயிரம் ஐலாண்ட்ஸ் வந்து தாய்லாண்டை சுற்றி இருக்குது அப்படிங்கிறது வந்து சொன்னேன் இந்த ஆயிரம் ஐலாண்ட்ஸும் ஒரே மாதிரிலாம் எல்லாம் இருக்காது வித்தியாச வித்தியாச வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் ஸோ இதோ இந்த மாதிரியான வித்தியாச வித்தியாசமான ஐலாண்ட்ஸையும் வந்து நீங்கள் தாய்லாண்டில் பார்க்க முடியுங்கிறது வந்து தெரிஞ்சுக்கலாம் அண்ட் ஸோ தாய்லாண்டில் வந்து ஐலாண்ட்ஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னும் அந்த அதே ட்ராவல் ட்ராஃப்ட்டுங்கிற வெப்சைட் வெப்சைட்டில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வெப்சைட் லிங்க் என்ன கொடுக்க முடியாது கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஏன்னா காப்பிரைட் தான் வாங்கலை அதனால் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர முடியாது ஸோ நீங்களே போய் நீ வந்து யூட் யூடியூப்பில் கூகுளில் போய் பார்த்துக்கலாம் அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்ட்ரீட் ஃபுட்டை பற்றி நான் வந்து சொல்லே ஆகணும் Thailand is the country for street foods அப்படிங்கிறது தான் மெயின் விஷயமாக வந்து கூகுளில் நான் தேடினப்போ கிடச்சிது எல்லாம் நிறைய இடத்துல வந்து Thailand is the country of street food அப்படிங்கிறது தான் நிறைய இடத்துல கொடுத்துருந்தாங்க ஸோ ஏன் தெரியுமா எந்த படம்னு தெரில தனுஷ் படம்னு நினைக்கிறேன் அதில் கூட கப்பலில் ஏதோ ஸ்நாக்ஸாக அது என்னமோ வாங்கி சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் கப்பலில் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து நடுவில் வந்து சும்மா ரிவர் மாதிரி ஒன்று போகும் அதில் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் வரும் அதில் வந்து வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஸோ அதோ இதோ இந்த பாட்டி கூட அதை போட்டில் தான் விற்றுக்கிட்டு இருக்காங்க தெரியுதான்னு தெரில ஸோ அதனால் வந்து அதனால இல்லை அது மாதிரி வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து அங்கே ரொம்பவே ஃபேமஸான விஷயம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் and Buddhism ninety percent of the Thailand மக்கள் வந்து புத்திசம் புத்தரை தான் வழிபடுறாங்களாம் so this is also the one of the craziest thing இந்த தாய்லாண்டு புத்திஸ்ட்டு புத்திஸ்ட் வந்து அங்கே ரொம்பவே ஃபேமஸ் ஆமாம் நாற்பத்தோராயிரம் டெ புத்திஸ்ட் டெம்பிள்ஸ் அங்கே இருக்காமா அண்டு பார்த்தீங்கன்னா அண்ட் ஸோ பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் எப்படி த்ரீ லேக்ஸ் மாங்க்ஸ் இருக்காங்களா ஸோ மாங்க்ஸ்னால் அதோ இவங்களாம் தான் மாங்க்ஸ் அண்டு பார்த்தீங்கன்னா மாங்ஸ் வந்து நம்ம வந்து தாய்லாண்டில் வந்து டச் பண்ணக்கூடாதான் ஏன் டச் பண்ணக்கூடாதுன்னு தெரில ஸோ டச் பண்ணால் அங்கே வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்களாம் ஸோ ஏன்னு தெரில அண்டு தா மாங்ஸும் வந்து அவங்க ரொம்ப ஃபேமஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆமாம் இவ்வளோ மாங்ஸ் இருந்தாங்கன்னா ஃபேமஸாக தானே இருக்கணும் ஏன் இவ்வளோ மாங்ஸ் இருக்காங்கன்னு தெரில so monks also the famous சி ஃபேமஸ் இந்த தாய்லாண்ட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதுலேருந்து அப்புறம் நம்ம தாய்லாண்டு கரன்சி இருக்குல்ல கரன்சி வந்து தாய்லாண்டோட கரன்சி வந்து தாய் தாய்ங்கிற வந்து அந்த ஒரு கரன்சி தான் வந்து தாய்லாண்டோட கரன்சி அண்ட் ஸோ தாய்லாண்டுங்கிறனால தாய்னு வச்சுட்டாங்க போல் ஓ சாரி கேமரா டிஸ்டர்ப் ஆயிடுச்சு அந்த அந்த கரன்சி இருக்குல்ல அந்த கரன்சி வந்து நீங்கள் மிதிச்சிங்கன்னா இட்ஸ் டோட்டலி இல்லீகல் இல்லீகல்னா இல்லீகல் அப்படி ஒரு இல்லீகலாமா ஏன் அது இல்லீகல்னு தெரில ஸோ இந்தியாவிலே அந்த சட்டம் இருக்காமா யாருக்காவது உங்களுக்கு தெரியுமா ஸோ இந்தியாவில் அந்த சட்டம் இருக்கிறது உங்கள் யாருக்காவது தெரியுமா எனக்கே தெரியாது நான் கண்டென்ட் இருக்கும்போது தான் எங்கள் டேடி சொன்னாங்க இந்தியாவிலேயும் அப்படி ஒரு சட்டம் இருக்குது தம்பி அப்படின்னு ஸோ யாருக்காவது கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா சொல்லுங்கள் அண்டு இது மாதிரி வித்தியாச வித்தியாசமான கண்டென்ட்ஸ்களை தெரிந்துக்கொள்ள மறக்காமல் இப்போ சர்ச் பண்ண சி ஆர்எஸ்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and don't forget to like and share okay அப்புறம் இது வந்து எனக்கு உண்மையாலாம் தெரில இது அப்படி இப்படி இந்த இது வந்து கொடுத்துருந்தாங்க என்னென்னா தாய்லாந்து வந்து வேர்ல்ட்ஸ்லேயே ஃபிஃப்டீன்த்து பிளேஸில் இருக்கான் எதுக்கு ஃப்ரெண்ட்லியஸ்ட்டு கண்ட்ரியாக இருக்கான் ஸோ தாய்லாண்டில் மக்கள் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க அப்படிங்கிறது அதில் சொல்லியிருந்தாங்க ஸோ இது என்னென்னா ஃபிஃப்டீன்த்து பிளேஸில் இருக்கான் ஸோ என்ன ஃபிஃப்டீன்த்தில் எதிர்ச்சி எதுக்கு ஃபிஃப்டீன்த் பிளேஸில் இருக்குது ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்களாமா தாய்லாண்டு ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க எனக்கு தெரியாது ஏன்னா தாய்லாண்டை பற்றி நான் நிறைய தெரிஞ்சுக்க மாட்டேன் ஸோ என்னோடய ஃபேவரட் கண்ட்ரினா கனடாவும் ஜப்பானும் தான் ஜப்பானும் கனடாவும் தான் ஜப்பான் விட்டு கொடுக்க மாட்டேன் நான் ஆ நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு கார் போயிட்டுருக்கீங்க காரில் போயிட்டுருக்கீங்க சரியா சட்டை போடாமல் போயிட்டுருக்கீங்க தாய்லாண்டில் நீங்கள் அப்படி போனீங்கன்னா நீங்கள் ஒரு டெரரிஸ்ட் அப்படி தான் அவங்க சட்டத்தை வச்சுருக்காங்க ஏன்னு தெரில ஸோ நீங்கள் வந்து ஷர்ட் போடாமல் வண்டியிலேயோ கார்லேயோ தாய்லாண்டில் ரோட் தாய்லாண்ட் ரோட்டில் போனீங்கன்னா நீங்கள் ஒரு டெரரிஸ்ட்டுப்பா தாய்லாண்டோடைய டெரரிஸ்ட்ப்பா பத்திரமா தாய்லாண்டுக்கு போனீங்கன்னா சட்டை போட்டு போங்கப்பா இது வந்து என்னுடைய பர்சனல் அட்வைஸ்னு வச்சுக்கோங்கப்பா சட்டை போட்டு மறக்காம போங்க தாய்லாண்டில் இன்னொரு முக்கியமான ஃபேமஸ் விஷயம் என்ன தெரியுமா டிராஃபிக் நீங்கள் எந்த மூலையில் திரும்பினாலும் டிராஃபிக் இருக்குமாம்மா ஆச்சரியமாக இருக்குல்ல ஸோ எனக்கும் ஆச்சரியமாக இருந்துச்சு நம்ம இந்தியாவோட டிராஃபிக் அங்கே அதிகமாக இருக்கும் தெரில தாய்லாண்ட்லேருந்து யாரும் பார்க்க மாட்டீங்க இட்ஸ் மீன் பார்த்தீங்கன்னா இருக்கா அப்படி இருக்கா கா டிராஃபிக்காக இருக்காங்கிறது வந்து கமெண்டில் பண்ணிடுங்க அண்ட் ஸோ வந்து அங்கே ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப காமனான விஷயம் ஸோ அது ஏன் காமனான விஷயம்ட்டு எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு பார்த்தீங்கன்னா தாய்லாண்டோட கேபிட்டல் வந்து பேங்காக் அப்படிங்கிற ஒரு சிட்டி தான் வந்து தாய்லாண்டோட கேபிட்டல் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பேங்காக் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் தாய்லாந்து தான் தாய்லாண்டில் தான் அது இருக்குங்கிறது வந்து எனக்கு வந்து இன்றைக்கி தான் தெரியும் அண்டு தா தாய்லாண்டோட ஃப்ளாக் இருக்குல்ல so this is the Thailand flag and இந்த ஃப்ளாக் வந்து செப்டம்பர் டுவெண்ட்டி எயித்து நைன்டீன் செவன்டீன்கிற நைன்டீன் செவன்டீனில் தான் இந்த ஃப்ளாக் வந்து அவங்க நிரூபிச்சிருக்காங்க and so this is the flag ஓகேவா அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன் ரொம்ப கம்மியான ஃபேக்ட்ஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஏன்னா இது வந்து லாஸ்ட் எபிசோடுங்க அதனால் வந்து கம்மியாக தான் எடுத்திருக்கேன் அண்ட் ஸோ பார்த்தீங்கன்னா நான் அடுத்ததாக வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இது போட்டிருக்கேன் ஒரு பிளான் எடுத்திருக்கேன் ஸோ நான் ஃபேமஸ் சொல்கிறோம்ல அமெரிக்காவில் வந்து நைகரா ஃபால்ஸ் ஒன்றும் அண்ட் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜப்பானில் பார்த்தீங்கன்னா ஸ்கைட்ரிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொன்னோம் ஸோ இந்த மாதிரிலாம் சொன்னோம்ல அந்த அந்த ஃபேமஸான இதில் அந்த நைகரா ஃபால்ஸுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தனித்துவம் இருக்குது ஸோ லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன் லாஸ்ட் வீடியோனா லாஸ்ட் வேர்ல்டு ஃபேக்சிட்டிஸ் எபிசோடில் சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன் ஸோ யூஎஸ்லேருந்து வருது கெனடாவில் வந்து விழுகுது ஸோ அந்த மாதிரி வினோதமான ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து அந்தந்த ஃபேமஸ் பிளேசஸை மட்டும் எடுத்து சொல்ல போகிறேன் ஸோ இதுவும் ஒரு சீரியஸாக போகும்னு நான் நம்புகிறேன் ஸோ போகுமான்னு எனக்கு தெரியாது பார்ப்போம் நான் அந்த சீரீஸை கன்டினியூ பண்ணுறேன்னா பண்ணலையான்ட்டு நீங்கள் இதுக்கு அடுத்து பார்ப்பீங்க அண்ட் ஸோ கன்டினியூ பண்ணுறேன்னா நான் அதை வந்து இன்றைக்கி இப்போயே வீடியோ எடுத்து வச்சுட்டு அவ்வளோதான் என் வீடியோ கிளிக் பண்ணி பார்த்ததுக்கு வந்து உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் தேங்க்ஸோட நிறுத்திடாதாச்சு வெல்கம் மட்டும் நிறுத்திடாதீங்க இந்த பட்டன் இருக்குல்ல இந்த பட்டனை சிங்னு அழுத்தினீங்கன்னா நான் வந்து நைக்ரா ஃபால்ஸை பற்றி போட்டிருந்தாங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ போட்டிருந்தேன்னா அதாவது நான் போட்டதுக்கப்புறம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோ இந்த இடத்துலையா இந்த இடத்துலையான்னு தெரில எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஐ கார்டு இப்போ வந்துருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க அண்ட் இதுக்கு மேலே இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு எதுவும் இருக்காது நான் டாட்டா பாய் சொல்லிட்டு போகிறதா இருக்குது சரி okay tata bye thanks for வாட்சிங்